அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிர்ஷ்டம் தரும் நவரத்தின நவகிரக ரத்தினங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப ரத்தினம்னா கற்களை பத்தி சொல்லுவோம் அந்த எந்தெந்த கிரகம் வந்து வீக்கா இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான கல்லை வந்து போட சொல்லுவோம் அதே தான் இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸா கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கான விஷயத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி கட்டம் நம்ம பார்ப்போம் அடுத்தது நவாம்சம் வந்து பார்ப்போம் ராசி கட்டத்துல எந்த பிளானட் வீக்கா இருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எந்த ராசி கட்டம் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சொல்லலாம் நீச்சமானாலோ ஒரு கிரகம் நீச்சமானாலோ இல்ல மறைவுல போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலோ அடுத்து தப்பான கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலோ அந்த பிளானட் வந்து வீக் அடையிறதுக்கு வா வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீக் ஆகிறதுக்கு அதை செயலிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை ஆக்டிவேட் பண்றது எப்படி அந்த ரத்தனங்கள் மூலியமா நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது அதுக்கான டிப்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல நம்ம சூரிய பகவான் சூரியனை பத்தி பார்க்கலாம் சூரியன் வந்து ஒரு ராசி கட்டத்துல நீச்சமா இருந்தாலோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவுல இருந்தாலோ இல்ல தப்பான இடத்துல உட்கார்ந்து இருந்தாலோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரத்தனம் மூலியமா மாணிக்கம் என்ற அந்த கற்கள் அந்த கல்லை வந்து நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் நீங்க எப்பவுமே யூஸ் பண்ற இடத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு செயின்ல கூட மாட்டி போட்டுக்கலாம் மாலை மாதிரி நீங்க ஏதோ செஞ்சு கோல்டு செயின்ல கூட அதை மாட்டி வச்சுக்கலாம் இல்ல மோதிரங்களா நீங்க போடணும்னா மோதிரமாவும் அந்த மாணிக்கத்தை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் கையில எப்பவும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் உடல்ல நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து பர்ஸ்ல வச்சுக்கிறேங்க அப்பப்ப நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே வச்சுக்கலாம் நீங்க இருந்தாலும் உடம்புல வர்றது ரொம்ப சிறப்பு அதை நீங்க மோதிரமா செஞ்சு போட்டுக்கலாம் இல்ல செயினா போடுறேன் அதுல வந்து அந்த கற்கள் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் அதுவும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்து சந்திர பகவான் சந்திரன் பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்துல வீக்கா இருந்தாவோ நீச்சு நீச்சத்துல இருந்தாவோ இல்ல நீச்சு கிரகத்தோட சேர்ந்து இருந்தாவோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்துல இருந்தாவோ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான ரத்தனம் தான் முத்துன்னு சொல்லி சொல்லுவோம் கடல்ல கிடைக்கிற அந்த முத்து அந்த முத்து வந்து நீங்க மாலையா செஞ்சு கழுத்துல போட்டுக்கலாம் இரவு நேரங்கள்ல நீங்க மாலையில காலையில வந்து நம்ம வேலைக்கு போறோம் என்னால அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு நீங்க வந்து மோதிரமா செஞ்சு போட்டுக்கலாம் இரவுல படுக்கும்போது முத்து மாலை இது கன்னியாகுமரியில கடலோர மாவட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்குங்க முத்து மாலையா செஞ்சு நம்ம போட்டுக்கலாம் அது வந்து ஆக்டிவேட் பண்ணும் இது வந்து நீங்க தொடர்ந்து நீங்க இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள் நிறைய விஷயம் நடக்குங்க நடக்காத ஒரு விஷயம் எனக்கு இந்த விஷயம் நடக்கவே இல்லைங்க ஒரு வேலை கிடைக்குது அது ஒரு தடையாவே இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நான் மாறிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயத்த நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த கற்களை வச்சு ரத்தனங்களை வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுங்க அதனாலதான் நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து கணிச்சு அந்த கற்களை வந்து போடணும்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதனாலதான் நம்ம வந்து இதுக்கு இவ்வளவு விளக்கம் நான் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான ரத்தனம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவளம்னு சொல்லி பவளம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பவளம் வந்து மணியாவும் கோத்துக்கலாம் மோதிரமும் செஞ்சு மோதிரமாவும் செஞ்சு நீங்க போட்டுக்கலாம் அந்த ராசி கட்டத்துல செவ்வாய் நீச்சு அடைஞ்சாலோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ இல்ல பிளானட் எந்த பிளானட் வீக்கா இருக்கோ அது கூட சேர்ந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏன்னா வீடு வீடு நிலம் அதை பத்தி தான் செவ்வாய் ஏன்னா வீடு கட்ட முடியல ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பவளத்தை யூஸ் பண்ணி ஒன்று மாலையா இல்லை மோதிரமா யூஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக நிலம் இல்லாதவங்க வீடு இல்லாதவங்க கண்டிப்பாக வாங்கறதுக்கான சூழ்நிலை உருவாகுங்க அதுக்கான விஷயம் தான் இப்போ புதன் பகவான் புதன் பற்றி பார்க்கலாம் நம்ம ராசி கட்டத்தில் புதன் வந்து நீச்சமானாலோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தவறான பழக்கங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது தவறு அப்படின்னு சொல்லிட்டா டோட்டலாக தவறு கிடையாது நம்ம ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் அடிக்ட் பண்றவங்க எல்லாம் புதன் வந்து நீச்சமா இருக்கிற நேரத்துல தான் நம்ம கட்டத்துல நீச்சமா இருக்கிறாங்க இல்ல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறவங்க தான் அதிக தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால அதுக்கு வந்து மரகத பச்சை மரகத பச்சை கல் வந்து நம்ம மோதிரமா செஞ்சு போட்டுக்கலாங்க இது மாதிரி நீங்க போட்டுட்டு வர வர அவங்க கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க இது ராசி கட்டத்தை நீங்க பார்க்கணும் நீச்சமா இருக்கா இல்ல வேற ஏதாவது தவறான ஒரு கிரகத்துல இருக்கா இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவுல இருக்கா இதுல டீட்டெயிலா நம்ம பார்க்கணும் புதன் எங்க இருக்காருன்னு அப்புறம் தான் ஒருத்தரை பத்தி தப்பே நம்ம சொல்ல முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் நம்ம ராசி கட்டத்துல நீச்சம் இருந்தாலும் சரி இதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவுல இருந்தாலும் சரி அதுக்கான ஆக்டிவேட் பண்றதுக்கான ரத்தனம் வந்து பாத்தீங்கன்னா கனக புஷ்பராகம் அது வந்து நம்ம ஆள்காட்டி விரல்ல போடுவோம் அது வந்து தங்கத்துல தான் செஞ்சு போடணுங்க மற்றதெல்லாம் கூட வெளியில செஞ்சுக்கலாம் அது தங்கத்துல தான் செஞ்சு போடணும் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இது நீங்க தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணும்போது குரு பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு சில காரியங்கள் தடையா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நிவர்த்தி ஆகும் இல்ல ஒரு சில பேர் ஆன்மீகத்துல இருக்காங்க சரியான எனக்கு குரு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கற்கள் இந்த ரத்தனங்கள் நீங்க போடும்போது கற்களை போடும்போது குரு நல்ல குருவா உங்களுக்கு தானா நீங்க விசாரிச்சு போய் அந்த குருவை போய் பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு வந்து அவரு கைட் பண்ணுவாரு அதான் குரு பகவானுடைய மகிமை அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சுக்கரன் சுக்கரன் வந்து நம்மளோட ஜாதகத்துல ராசி கட்டத்துல நீச்சமானாலும் சரி இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவுல இருந்தாலும் சரி இல்ல தவறான இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா நீங்க ரத்தனங்கள் போறது வந்து வைரம் நீங்க வைரத்தை யூஸ் பண்ணணும் ஒன்று நீங்க பாக்கெட்ல பர்ஸ்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா மோதிரமா செஞ்சு போட்டுக்கலாம் இல்ல நெக்லஸா போட்டுக்கலாம் வைரம் இது வந்து ராசியை வந்து கண்டிப்பா பார்க்கணுங்க ராசி கட்டம் பார்க்கணும் நவாம்சம் பார்க்கணும் அடுத்து உங்க டேட் ஆஃப் பர்த் நியூமராஜிக்கு தகுந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கணும் விதியன் பார்க்கணும் இதை பார்த்துட்டு தான் அனலைஸ் பண்ணி தான் நீங்க அதை போடணும் வைரம் பொறுத்தவரையிலும் அது கண்டிப்பா அதெல்லாம் நீங்க பார்க்கணும் இதை பார்த்துட்டு போடும்போது அவங்களுக்கு அவங்களோட சூழ்நிலை அவங்களது டோட்டலா அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணும்போது இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சினிமா தொழில்ல கலை ஆர்வம் இருக்கு கலைத்துறையில் நிறைய ஆர்வம் இருக்கு இல்லை நான் ஒரு பாடல் எழுதுறேன் ஏதோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்க செய்றீங்க அப்படின்னா சுக்கரன் கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணணுங்க சுக்கரன் நல்லா ஆக்டிவேட் நல்ல இடத்துல இருந்தாதான் கலைத்துறையில சாதிக்க முடியும் அதனால அந்த சுக்கரன் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம்தான் ரத்தனங்கள் வேற நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ரத்தனத்தை பத்தி சொல்றதுனால இந்தந்த விஷயங்கள் இந்தந்த கிரகம் வந்து இந்த ரத்தனங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இது டெப்த்தாக பார்க்கும்போது நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் பார்க்கணுங்க நம்மளோட விதி என்னும் பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்ம இது முடிவு பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம ராசி கட்டத்தை வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்மளோட ராசி கட்டத்துல சனி பகவான் நீச்சம் அடைஞ்சாலோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலோ அந்த தப்பான இடத்துல போய் உட்காந்துருந்தாவோ சனி வந்து ஆக்டிவேட் ஆகாது அப்ப சனி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணா கருணீல கல்லுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து நீங்கள் கையில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கூட இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் பேக்கெட்டில் ஆனால் கம்பல்சரி கையில் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கருணையிலக்கிறது கண்டிப்பாக போட்டுக்கோங்க சனி பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுனால சொல்கிறேன் நான் ராசி கட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் அது போடலாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து நியூமராலஜிஸ்ட் நல்ல நியூமராலஜி நாங்களும் நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி எல்லாம் பார்க்குறோம் இருந்தாலும் நீங்க வெளியே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் சேர்த்தி பாருங்க பார்த்துட்டு சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி டோட்டலா பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஸ்டோன்ஸை வந்து நீங்க போடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு கூடிய கோமேதகம் கேது கூடிய வைடூரியம் இந்த ரெண்டுத்தையும் வந்து வெள்ளியில செஞ்சு நீங்க போடலாம் மோதிர விரல்ல இது ரொம்ப சிறப்புங்க அது வந்து ராசியில வந்து இரண்டு இரண்டாம் இடம் ராகு எட்டாம் இடம் கேது இல்ல லக்கணத்துல ராகு கேது இருந்தாலும் இதை நீங்க போட்டீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும் ஆனா இந்த ரத்தனங்கள் மூலியமா இந்த கிரகங்கள் வீக்கா இருந்ததுன்னா ரத்தனங்கள் மூலியமா இந்த கிரகங்கள் வந்து வீக்கா இருக்கிறத வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கான டெக்னிக் தான் சொல்லியிருக்கோம் அது முக்கியமா பாக்குறது ஜாதகத்தை பார்க்கணும் ராசி நவாம்சம் பார்க்கணும் கடைசி இன்னொன்று என்ன சொல்றேன் நியூமராலஜி கண்டிப்பா பார்க்கணுங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் விதி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரத்தனங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கண்டிப்பா தருங்க அடுத்த லெவலுக்கு நீங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க அதனால கண்டிப்பா நல்ல ஜாதகக்காரங்க பாருங்க எங்களை தான் பார்க்கணுன்ட்டு கட்டாயம் கிடையாது நாங்களும் பார்க்குறோம் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி பார்க்குறோம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட நம்பர் இருக்கு அதுல காண்டாக்ட் பண்ணுங்க இமெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் இதை பத்தி இது சம்மந்தப்பட்ட ஆஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க அதுக்கான விஷயம் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்